வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம இந்த சிக்கன் சால்னா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது சப்பாத்திக்கு ஃபுல்காக்கு பரோட்டாக்கு இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பர் மேட்ச் ஆகும் ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் இருந்தாலும் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்பைசஸ் curry leaves தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வெங்காயத்துலேயே வதக்கிக்கணும் சிக்கன் உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடலாம் கறி நல்லா வெந்துருச்சு இந்தளவு வெந்தவுடனே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் தேங்காய் பச்சை வாசனை போனோன்னே ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா லாஸ்ட்டாக போட்டால் போதும் நறுக்குன்னு கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க